அந்த பிஜிஎம்க்கு வந்து ரொம்ப அடிக்ட் ரத்த ஸ்மூத்தாக டர்ன் பண்ணு அடிய ஒத்த தாமர என் வாழ்வில் வந்த தேவதா சிக்க தீவுல அடிரட்ட பான்மழ உனக்கு சிக்க சோத்துல